உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது Look at my happy, happy, oh just a என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு disturbance rascal my best my only best ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் மோஸ்கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் செத்த மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் You'll never know. I am speaking, Mom! You are speaking! Sit down! Piston. Dang, dang, dang, dang, dang. Chop, chop, ding, ding, go. Dang, dang, dang, dang, dang, dang. Chum, chum, ding, ding, dang. Ding, ding, dang, dang, dang, dang. Chop, chop, ding, ding, go. என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ No, no, no, no. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாத்து ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாத்து ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் என்ன என்ன oh, oh, oh, பார்த்தா காமெடியா இருப்பேன் பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா 아유 냥 냥, 냥, 냥, 냥. 아이 냥, 냥. 아! 아빠 나이 나 봐야리. 냥, 냥, 냥, 냥. 아이 냥, 냥. no, no, no, no. hey! You, you, you! I pull up the idiot up the pull up the ass! Ass! Ass! Ass! Man, oh me, bitch. <gasps> Ay, ay, ay! will never know your best how much. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் போனமுத்தா டேய் டேய் சோழ முத்தா போச்சா ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கன்னா ஐயோ ராஸ்கல்களா